வணக்கம் நான் உங்க வாசன் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம டெல்லியில் இருக்கோம் ப்ரோ ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிக்காத ப்ரோ அட நான் விலாக் எடுக்க போறேன்னு சொன்னேங்க உடனே வந்து பண்ண தலை சீவுறாரு இது பண்ணுறாரு சட்டையை கரெக்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அண்ணன் இருந்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா கேஷுவலாக இருக்கணும்னு சொன்னாரா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நார்மலாக இருக்காருங்க ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து பண்ண நம்ம டிடிஎஃப் தான் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போன வாட்டி நம்ம டெல்லிக்கு வரும்போது இந்த அண்ணனையும் இந்த அண்ணனையும் அதிகமாக பார்த்துருப்பீங்களே ஸோ வந்து அண்ணங்க கூட தான் இருக்கும் நம்ம டெல்லியில் என்ன திருட்டு விசிடி ஓட்டுறியாங்க ஸோ வந்து போன விளாக் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் வீடியோ எடிட் பண்ணி முடிக்க காலையில் எடிட் பண்ணி என் பண்ணதே வந்து பண்ணால் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு ஓகேங்களா தூங்குறதுக்கு வந்து பண்ண ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுச்சு தலைவர் வந்து பண்ண ரெண்டு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி போய் சந்தில் தூங்கிட்டு வந்துட்டாருங்க வந்து எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பி இப்போ டைம் வந்து பண்ணா அஞ்சு மணி ஆகும் போது இப்போ தான் வந்து பண்ண பைக் சர்வீஸ் விட போறோங்க ஸோ வந்து எப்படியோ வந்து பண்ண எனக்கு சூப்பராக பைக்கு சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே வந்து பண்ண வர வேண்டியதான் ஏன்னா டவுட்டு அஞ்சு ஆறு மணிக்கு சர்வீஸ் சென்டர் முடிவு அப்போ வாங்க கிளம்பலாம் இது இப்போதாங்க சொல்றாங்க ஓகேங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தள்ளிடுவாங்க மிச்சதெல்லாம் வந்து பண்ண மோட்டோ விளாகிங்ல கண்டினியூ சி மிச்சதெல்லாம் மோட்டோ விளாகிங்ல கண்டினியூ பண்ணுறேன் வாங்க டிடிஎஃப் பண்ணி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஆச்சுங்க ஸோ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு இந்த சின்ன சந்துக்குள்ளே தாங்க மாட்டியிருக்கோம் ஸோ வந்து வண்டியை ஜம்முன்னு யூட்டன் போட்டுட்டு அப்படியே பறந்துட வேண்டிதான் செம்ம டயர்டுங்க உண்மையாக ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டயர்டு கிட்டத்தட்ட ஏழ்நூறு கிலோமீட்டர் பைக் ஓட்டிகிட்டு வந்த டயர்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அன்றைக்கி அவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்ல அந்த டயர்டெல்லாம் சேர்த்து வச்சு தூங்கிட்டு இருந்தேன் <laughs> அது போக வந்து பண்ணால் நைட்டில் தூங்காமல் வீடியோ எடிட் பண்ணோம்ல அந்த டயர்டு அண்ணாங்கள்லாம் என்னை எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக எப்படியோ எழுந்திரிச்சு கிளம்பியாச்சுங்க ஷோரூம் வேறு இப்போ க்ளோஸில் இருக்கும்னு சொல்லி பயப்படுத்துகிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஏழு மணி சம்திங் தான் ஷோரூமை க்ளோஸ் பண்ணுவாங்க பட் இப்போவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம ஷோரூம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு forty five minutes journey so வந்து ஒரு ஒன் ஹவர்னு கூட போட்டுக்கலாம் இந்த ஊர் டிராஃபிக்கு ஸோ பார்த்து பார்த்து போடுங்க யார் வேணால் டக்குன்னு உள்ளே வரலாம் நம்ம டெல்லி சைடில் இது ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்கும் நான் சொல்லுவேன்ல திடீர்னு நாய் உள்ளே வருங்க திடீர்னு மாடு உள்ளே வருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கே மனுஷங்களை உள்ளே வருவாங்க ஆனால் பைக்கை சர்வீஸ் விட்டுருவேன் நீங்கள் தான் பத்திரமா எட்டு வரணும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க பார்த்து த்ராட்டில் பண்ணுங்க ஓகேவா இல்லைண்ணா ஒரு சடனாக கொடுத்தீங்கன்னா ஒரு இலி இழுக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கீங்கள ஆமாங்க நம்ம பைக்கை வந்து பண்ண சர்வீஸ் விட்டக்கப்புறம் நம்ம வந்து ஊரை விட்டு கிளம்பிடுவோம் டெல்லியிலேருந்து வந்து பண்ணால் டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு போயிடுவோங்க ஸோ வந்து இப்போலாம் நம்ம பைக் எட்டு போக முடியாது ஏன்னு வந்து பண்ணால் தமிழ்நாட்டில் போலீஸ் அண்ணாங்களாம் ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளோட கேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது பேலன்ஸ் அதெல்லாம் போய் முடிச்சு விடணுங்க அதனால தான் வந்து பண்ணால் ரொம்ப கரெக்டாக நான் அன்றைக்கே முடிச்சு விட்டு வந்திருப்பேங்க என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பண்ணால் கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டுட்டாங்க கரெக்டாக நம்ம டெட்லியஸ்டான ரைட் கிளம்பி பைக்கில் வந்துட்டுருக்கோம் லடாக்கு நோக்கி கரெக்டாக அப்போ கால் பண்ணி தம்பி நீங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு வரணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்ட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சா நான் இந்த மாதிரினா ஒரு ரைட் போயிட்டுருக்கேன்னா ஒரு ஒரு மாதம் ஆகுனா கொஞ்சம் டைம் தாங்கண்ணா அப்படின்னு ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ மாதமாக ரைட் பண்ணிட்டுருக்கோம் ஒன்றரை மாதம் சம்திங்காக ரைட் பண்ணுறோமா சரியாக ஞாபகம் இல்லை ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அண்ணாங்க ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க இதுக்கு மேலேயும் காக்க விரும்ப ஆம்பளைங்க அதனால் பைக் இங்கே நிறுத்திட்டு நம்ம அப்படியே ஃப்ளைட்டில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன ஏதுன்னு சொல்லி முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் பைக் சர்வீஸ் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க சப்போஸ் பாஸ்போர்ட் கிடைக்கலன்னா திரும்பி இங்கே வந்து நம்மளோட மாப்பிள்ளையை தூக்கிட்டு நார்த் ஈஸ்ட் ரைடு கிளம்பிடலாம் அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம பைக் ஊருக்கட்டு வரணுனாலும் பிரச்சனை இல்லை அண்ணாங்கிட்ட சொன்னோம்னா ட்ரெயினில் போட்டு போட்டுருவாங்க ஏன்னா சேஃபாக குழந்தைய ட்ரெயினில் ஏற்றி விட்டுருவீங்களே போன வாட்டி அஜிமா பிள்ளையோட வண்டி அண்ணா தாங்க ஏற்றி விட்டாரு பரவாயில்லைங்க ஒரு சின்ன கீரல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் பைக்கில் போலாமாண்ணா என்னன்னா உங்க ஊர் டிராபிக் இப்படி இருக்கு முடியல நான் நான் செம்ம டயர்டு சரியான வழிங்க பைக்கை வந்து சரி நாளைக்கே சர்வீஸ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் அப்புறம் வந்து நாளைக்கு சர்வீஸ் விட்டோம்னா ஃப்ளைட் பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சரி வழியே இல்லை இன்னைக்கே கொண்டு போய் சர்வீஸ் விட்டுலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோங்க பட் உண்மையை சொல்ல போனால் பரவாயில்லைங்க பைக்கை நான் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து பண்ணால் ரஃப்பாக யூஸ் பண்ணுவேன் போட்டு அடி பிரி பிரின்னு பிரிப்பேன் போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குவேன் த்ராட்டிலேருந்து கையே எடுக்க மாட்டேன் பட் பைக் மெயின்டெனன்ஸ் சொல்லி வரும்போது அவ்வளோ கண்ணும் கருத்தமாக இருப்பேன் நம்ம ஜார்விஸ் மாப்பிள்ளைலாம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஒரு சின்ன நாய்ஸ் அந்த டைமிங் செயின்லேருந்து கூட ஒரு நாய்ஸ் வரலைங்க அவ்வளோ பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணோம் இப்போ நம்ம லாலிபாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா three thousand three hundred and thirty one miles தான் ஓடி இருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ்னு வச்சுக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ்னால் ஒரு அஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் ஓடினதுக்கு சமங்க அவ்வளோதான் இப்போவே கொண்டு போய் நம்ம பைக் சர்வீஸ் விடுறோம் நிறைய வாட்டிலாம் வந்து போனால் சும்மா சும்மாலாம் பைக் சர்வீஸ் விடுவாங்க ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமாங்க இவங்க நிறைய காசு வாங்குறாங்கங்க அது ஒன்று தான் பிரச்சனை கொஞ்ச நாள் போட்டுங்க நம்மளே பைக்கை சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஈஸி தாங்க ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது பட் பார்த்து பார்த்து பண்ணணும் சூப்பர் பைக் அப்படிங்கிறதுனால என்ன சேம் கான்செப்ட் தான் நம்ம இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எல்லா இன்ஜின் ஆயிலும் கீழே இறக்கிட்டு இதில் வந்து நாலு லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாலு லிட்டர் ஆயிலை ஊற்றிட்டு ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி ஆயில் ஃபில்டரை மாற்றிட்டா வேலையே முடிஞ்சிடும் கொஞ்ச நாள் போட்டும் எல்லாத்தையும் பழகிப்போம் அடங்கோப்பா எங்கடா போகிறீங்க சொல்லுங்கடா எங்கடா போகிறீங்க அந்த இந்த இது பார்த்துருக்கீங்களாங்க அந்த பரிதாபங்களில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னன்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அண்ணா கீழே கீர் போடுங்க ஆ அந்த ஒரு மீம் பார்த்துருக்கீங்களா ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி அந்த பக்கம் திரும்பி இப்படி திராட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு பையன் வந்து கீழே கீர் போட்டு விட்டு போயிடுவான் அப்படியே ஊற ஆரம்பிச்சாச்சுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து அப்படியே முன்னாடி போயிட வேண்டிதான் ஆனால் ரொம்ப பசிக்குதுண்ணா ஏதாவது ரச சாப்பாடு சாப்பிட்லாண்ணா ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்கண்ணா புரியல வண்டி சர்வீஸ் அதான் வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு தான் நான் சொல்கிறேன் ஆம்புலன்ஸா கடவுளே போகிறவங்களுக்கு ஒன்னா கூடாது கடவுளே டிடிஎஃப் நீங்களும் வேண்டிக்கோங்க போகிறவங்களுக்கு ஒன்றா கூடாதுன்னு சொல்லி ஸோ வந்து இந்த பழக்கம் வந்து என்னிலேருந்து பழக ஆரம்பிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கள் அப்பாவும் இதே மாதிரி ஆம்புலன்ஸில் போனாருங்க அதுக்கப்புறம் அப்பாவை திரும்பி என்னால் பார்க்கவே முடில ஸோ வந்து அன்னிலேருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் எப்போ போனாலும் அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதுவும் இல்லாமல் அது ஒரு நல்ல பழக்கம் தானே எங்கன்னா வண்டி சவுண்டு மட்டும் வருது வண்டியவே காணும் டிடி ஆஃப் நானும் வந்து பாருன்னா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ வந்து பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடிய ரைடர்ஸ்க்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா speed always thrills but it kills அது வந்து உண்மையான வார்த்தை என்ன தான் யாருனாலையுமே அதை மறுக்க முடியாது ஓகேங்களா பட் ஈவன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற ரைடர்ஸ்க்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் தரேன் எங்கே எப்படி போகணுமோ அங்கே அப்படி போகணும் எல்லா இடத்துலையுமே வேகமாக போகக்கூடாது ஸோ வந்து ஒரு ஓப்பனான ஸ்பேஸ் கிடைக்குது ஜாலியாக போனான்னா ஜாலியாக நம்ம போகலாம் அதே மாதிரி வந்து பண்ணால் ஒரு ரோட்டில் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அதுக்குள்ளேருந்து வண்டியெலாம் வர நிறைய சான்சஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வேகமாகவே போகக்கூடாது ஏன்னா எதிர்பார்க்காத டைமில் டக்குன்னு உள்ள என்ட்ரி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் புதர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம பார்த்து போகணும் ஏன்னா உள்ளேருந்து எப்போ வேணால் நான் என்ட்ரி ஆகலாம் நார்மல் ரோட்ஸ் ஒன்றுமே இல்லாத அந்த பிளெயின் ரோட்லேருந்தே நான் எப்போ என்ட்ரி ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது இத்தனைக்கும் வந்து பண்ணால் அது புதராக இருக்கிற டைமில் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால அந்த இடத்துலையும் பார்த்து போய்க்கணும் அதே மாதிரி நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அக்காங்களோ இல்லை அம்மாங்களோ இல்லை ஆன்ட்டிங்களோ யாராவது ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகிறாங்கன்னா அங் அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஓகேவா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி அப்படியே ஸ்பீடை கண்ணை மூடிட்டு குறைச்சிருங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிப்பீங்க அதே மாதிரி அங்கிள்ஸ் இருந்தாங்க ஸோ வந்து முன்னாடி நமக்கு முன்னாடி அங்கிள்ஸ் யாராவது பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்ககிட்டயும் நீங்கள் சேஃபாக போகணும் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போடாத எல்லா வண்டியுமே பார்த்து தான் இருக்கணும் இண்டிகேட்டர் போட்ட வண்டிக்கிட்டேயும் பார்த்து தான் இருக்கணும் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அது வேறு வழி இல்லைங்க ஏன்னு வந்து பார்த்தா இண்டிகேட்டர் போடாத வண்டி எப்போ வேணால் திருப்பலாம் இண்டிகேட்டர் போட்ட வண்டி ரொம்ப நேரமாக இண்டிகேட்டர் போட்டே தான் இருக்கும் வண்டி திருப்பாமையே வந்துட்டு இருப்பாங்க சரி எங்கேயுமே திருப்ப மாட்டாங்க போல் நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் திடீர்னு திருப்பிடுவாங்க கேட்டால் இண்டிகேட்டர் தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்ல அப்படிம்பாங்க இவங்களெல்லாம் விட இன்னும் ஒரு கூட்டமே டேஞ்சரஸாக இருக்குங்க எந்த கூட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேர்னிங் வரும் அந்த டேர்னிங்கில் அவங்க திரும்பணும் பக்கத்தில் வரைக்கும் வருவாங்க இண்டிகேட்டர் போட மாட்டாங்க திரும்பவும் மாட்டாங்க பக்கத்தில் வந்த உடனே சடனாக இண்டிகேட்டர் போடுவாங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே திரும்பிடுவாங்க யாருமே அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ இடிச்சிருவாங்க கேட்டால் இண்டிகேட்டர் முடியல அப்படின்ட்டுருவாங்க ஸோ வந்து இவங்க கிட்டலாம் நீங்கள் சேஃபாக போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக போகிறது வேகமாக போகிறது ஒன்றும் கிடையாது நீங்கள் வேகமாக போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கண்ணு வேகமாக இருக்கணும் உங்கள் கை வேகமாக இருக்கணும் உங்கள் காலு வேகமாக இருக்கணும் நீங்கள் பார்க்குறது நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் இப்போது கை கால் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு கிளச்சு பிடிப்போம் டக்குன்னு கீர் ஷிஃப்ட் பண்ணுவோம் டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணுவோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் கண் வந்து பார்த்தா அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ வந்து சும்மா நம்ம இப்படி வண்டி ஓட்டும் போது யோசிச்சுட்டுலாம் வண்டி ஓட்டக்கூடாது இப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி யாராவது வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டே ஓட்டணும் அண்ட் வந்து நிறைய யோசிக்கணும் இந்த இடத்துல இப்படி வந்துருவாங்களோ அந்த வழியில் அப்படி வந்துடுவாங்களோன்னு அண்ட் வந்து நான் வந்து இன்னொரு சஜஷன் கொடுப்பேன் என்னென்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பைக் ஆக்சிடென்ட்ஸ்னு வீடியோ போட்டு எப்படிலாம் பைக் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க யூடியூப் வ்ளாகில் நடந்திருக்குள்ள அந்த வ்ளாகை செக் பண்ணி பாருங்கள் ஆனால் எப்படின்னா கீழேயா மேலேயா மேலேயா ஓகே ஓகே ஓகே இதுக்கப்புறம் ஃப்ரீ ரோட் தான் போலங்க நிறைய மோட்டோ விளாகர்ஸ் இருக்காங்க நம்ம யூடியூப்பில் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்காங்க அந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிற மோட்டோ விளாகருக்கு எப்போவாது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த ஆக்சிடென்ட் வீடியோ போட்டு அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ வந்து அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி தெரியும் எனக்கு வந்து பண்ணால் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அது எப்படின்னு வந்து பண்ணால் நான் பாட்டி இப்படி ஜாலியாக போயிட்டுருப்பேங்க முன்னாடி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப சடனாக பிரேக் அப்ளை பண்ணிவிடுவார் நான் பிரேக்கை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே போய் ஹிட் பண்ணிவிடுவேன் அதுதான் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஆக்சிடெண்ட்டும் எப்படி எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் சில பேர் வந்து பண்ணால் நாய் குறுக்கால் வந்து விழுந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் இன்னொரு டைம் நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன் speed thrills but it kills ஆனால் ஷோரூம் ஃபோன் நம்பர் வச்சுருந்தா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுருங்க நான் ஒரு வார்த்தை ஓப்பன் பண்ணி வைப்பையா இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இதை தாங்க அப்போலேருந்து அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பண்றேன் பண்றேன்னு சொல்றாரு தவிர பண்ண மாட்டேங்கிறாரு டேய் நீ பண்ணுவியா மாட்டியாடா காதல விழலையா ஒன்றும் சொல்லலை நான் உங்களை புகழ்ந்துட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுப்பா சும்மாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் எல்லாருமே நம்ம அண்ணாங்கங்க எல்லாருமே க்ளோஸ் தானா அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க ஆக்சுவலி இந்த கேங்கில் சிட்டுன்னு ஒரு மாப்பிள்ள இருப்பான் அவன் வேற ரகம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு நானு சிட்டு அஜி அருண் எல்லாருமே காரில் போயிட்டு இருந்தோம் அவரோட காரில் நாங்கள் வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து பண்ணா வாசன் ப்ரோ என்ன அண்ணா கூப்பிடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியாடா அப்போ வண்டியை ஒழுக்கமா ஓட்டுடா என்னடா ஓட்டுற ஒழுக்கமா ஓட்டுறான்னு ஒரு அடி ஸோ வந்து அது அந்த ஃபன் செம்ம அட்ராசிட்டி இருந்துச்சு எங்ககிட்ட அந்த வார்த்தையை மட்டும் யாருமே சொல்லிடக்கூடாது என்னன்னா ஆ சிட்டு வீடு இதுக்குள்ளே தானே ஆஃபீஸோட வீடு தானே அவங்களது அச்சோ பசிக்குதே பசிக்குதே பசிக்குதே கடவுளே எப்படியாவது கண்ணில் அந்த ரச சாப்பாடை காமிச்சிருங்க கடவுளே அது ஒன்று போதும் ஏய் நமக்கு முன்னாடி போகிற இந்த ஸ்கூட்டியோட டேஞ்சர் லைட் அப்படியே பார்க்குறக்கு லைட்டாக ஆர்த்ரியோட டேஞ்சர் லைட் மாதிரி இருக்குது என்னென்னா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஜர்க் ஃபீலு அந்த ஃபீல் தர்றதுக்காக தான் முறுக்கி காமிச்சேன் அதனால் நீங்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப த்ராட்டில் பண்ணிடக்கூடாது ஓகேவா அப்படி அப்படி கிடையாது எல்லா வண்டியுமே வந்து பண்ண சடனாக நீங்கள் கிளச்சு விட்டிங்கன்னா தூக்கிடும் ஆனால் நம்ம சூப்பர் பைக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் செகண்ட் கியரில் தேர்ட் கியரில் ஷிஃப்ட் பண்ணாலும் வந்து பண்ணால் தூக்கும் ஏய் முட்டிட்டாங்கப்பா நான் போயிடுவேன் இந்த அக்காவோட இது நம்மளது முட்டும் ஏன்னா நம்ம வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேணாம் வேணாம் விடுங்க கண்ணாடியை தொடச்சு நம்மளை சைட் அடிக்கிறாங்கப்பா பார்த்தீங்களா அப்படியே முடியை கரெக்ட் பண்ணிக்கலாமா நம்ம பார்த்த முதல் இந்த அக்கா மைண்ட் வாய்ஸில் ஓடி இருக்கும்ல ஏன்னா நானும் ஸ்கூட்டி தான் வச்சிருக்கேன் நேரத்துக்கு அந்த முட்டி இருப்பாங்க அந்த அக்கா ஏன்னா நானும் ஸ்கூட்டி தான் வச்சிருக்கேன் நீயும் ஸ்கூட்டி தான் வச்சிருக்கேன் எனக்கு பூர தெரியாது அந்த சந்துக்குள்ள பூரி பல்பு வாங்கினியா அப்படின்னு போன வாட்டி டெல்லிக்கு வரும்போது தான் அசிங்கப்பட்டோம் அந்த அயபுசாவை பார்த்து ஆக்சுவலி போன வாட்டி என்னாச்சுன்னு வந்து பண்ணால் ஒரு கடைக்கு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய கரோல் பாக் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருப்போம் அங்கே வந்து இந்த பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் பைக்ஸ் எல்லாம் வந்து பண்ண கொஞ்சம் நல்ல ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த இடத்துல போய் சூப்பர் பைக் ரெண்டலில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிடைக்கல ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி வந்தது வந்துட்டும் ஹைபுசா என்ன ரேட்டுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்டோங்க சுத்தமாக மதிக்கவே இல்லைங்க எங்களை அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறியாகி லோன் போட்டே அந்த பைக் வாங்கிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வெறியாகிட்டேன் நான் அப்போலேருந்தே வந்து பார்த்தா ஹைபஸாக வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அது ரொம்ப தப்புங்க நம்மளால் வாங்க முடியுமோ வாங்க முடியாதோ மரியாதைங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் ஏன்னா கரெக்டு தானே ஆனால் செம்ம ஆட்டிடியூடில் போன வாட்டி புரியல ஆ அதே தான் வாங்கி ஒன்று நிறுத்திடலாமா வீட்டில் ஐபுசாவை ஹயபுசா வாங்கலானா ஹெச் டூ வாங்கிட்டு ஹயபுசா வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறேன் ஹெச் டூ பயங்கரமான பைக்குண்ணா ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சங்கிறாங்க ம் கார்பன் வாங்கலான்னு பிளானில் இருக்கு ஆனால் ஆக்சுவலி ஹெச் டூ ஆரே ஒன்று கிடைக்குதுண்ணா எனக்கு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைன்னு வந்து பண்ணால் நல்ல ரேட்டுக்கு தான் கிடைக்குது அதாவது அந்த பைக்குக்கு அந்த ரேட்டுங்கிறது நல்ல ரேட்டு சரி வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன் பட் வாங்கிட்டா சும்மா வேஸ்ட் நான் ரோட்டில் ஓட்ட முடியாதுண்ணா ஆமாம் ஹெச் டூ ஆறு ஏன்னா அது ரோடு இல்லீகலு ஹெச் டூ வந்து பண்ணா ரோட் லீகலு ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் இது முந்நூறு முந்நூற்றி நாற்பது போகும் முந்நூற்றி ஐம்பது போகும் அது நானூறு போகும் அவ்வளோதான் இதையே டியூன் பண்ணி கொண்டு வர வச்சிடலாம் டியூன் பண்ணி நானூறு கொண்டு வைக்க முடியாது ஒரு முந்நூற்றி ஐம்பதுலாம் கொண்டு வர வச்சிடலாம் உன்கிட்ட ஒரு சிறப்பான வேலை கொடுத்தேன் இப்போ வரைக்கும் செஞ்சிங்களா எங்கள் அண்ணி உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சொல்லுங்க எனக்கு தெரியணும் ஆக்சுவலி ஆஃப் நம்ம அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயி டூ இயர்ஸ் சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன் one and half years two years பக்கம் ஆக போகுது ஸோ வந்து அக்கா வந்து பாருன்னா இப்போ டாக்டர் படிப்பு படிக்க வைக்க போறாருங்க அதாவது நான் அதான் அதான் இருந்தா சொல்ல வரேண்ணா டாக்டர் படிப்புனா நர்ஸாக வைக்க போகிறாங்கங்க பெரிய விஷயம் உண்மையை சொல்ல போனால் பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அக்காவை படிக்க வச்சு அக்காவை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குணத்தை நான் பாராட்டுறேன்னா அவங்க அம்மா அப்பாவோட சப்போர்ட்டும் இருக்குல்ல சூப்பர் சூப்பர் ஃபைனான்சியல் சொன்ன ஃபைனான்சியல் சப்போர்ட்டாக இருக்காங்க என் மாமன் பொண்ணுக்கிட்ட நானும் சொல்கிறேன் சாமி கலெக்டர் ஆகிடு சாமி ஐபிஎஸ் ஆகிடு சாமி நாக்குறேன்டி இல்லை டாக்டராக தான் அப்படின்னா லைஃப்பில் நான் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுதுண்ணா அந்த பிள்ளை சந்தோஷமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் எதையாவது ஒன்று ஆக்கி விட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அது போக சும்மா சும்மா நம்ம மேலே நாலஞ்சு கேஸ் போட்டு விடுறாங்க அட்லீஸ்ட் வக்கீலாவது நான் அவளை பிள்ளைக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது என் இன்ட்ரெஸ்டே நீங்கள் தான் அப்படிங்க நான் அப்போவே சொல்லிட்டேன் ஆமா டிடிஎஃப் நான் அப்போவே சொல்லிட்டேன் நீ பேசுகிறதெல்லாம் கால் ரெக்கார்டிங்கில் தாண்டி இருக்கு மாமனே ஒரு நாள் விட்டுட்டு மட்டும் போனேன் கோப்ப மாமனே அன்னைக்கு போடுவோம் பாரு யூடியூப்ல ஐயோ இது ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க அப்படிலாம் ஒருபோதும் நடக்காது பைக் ஓட்டிக்கிட்டே ஃபோன் வீடியோ கால் பேசியிருந்தால் அவர் மேல இன்னொரு கேஸ் எம்பிஆர் ஐயோ ஏன்னு போட்டாலும் போட்டுருவாங்க போட்டுருவாங்க போட்டுருவாங்க போட்டுருவாங்க ஆ ஆனால் அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட்னா அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹைப் வேணும் அதனால நான் இல்லை இனிமேல் நடக்க போகிறதையும் சொல்கிறேன் எந்த ஒரு யூடியூபர் என்ன பண்ணாலும் எடுத்து போடுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமில் வந்து நிற்கிறாங்க இப்போ வந்து ஒரு சினிமா ஆக்டர்லாம் கை வைக்க முடியாது நம்மளும் இப்போ தான் தட்டு தரு மாதிரி இருக்கோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வேறு எதுவும் இல்லை ஆ மாஸ் பண்ணிட்டோம் நான் இந்த வாட்டி இந்த வாட்டி விடுங்க அடுத்த வாட்டி இன்னும் மாஸ் பண்ணிடலாம் மதுரையில் மீட்டப் வைக்கலான்ட்டு இருக்கேன் அடுத்தது ம் இது வந்து மூணாவது மீட்டப்பு பட் இந்த வாட்டி நான் நல்லா பிளானில் இருக்கேன் ரெண்டு மீட்டப்பில் பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ண மாட்டேன் ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணி கரெக்டாக பைக் பார்க்கிங் எல்லாம் இது பண்ணி வாங்க வாங்க வாங்க கிளம்பி வாங்க இந்த வாட்டி மீட்டப்புக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இங்கே தாங்க எங்கேயோ கவாசக்கி சர்வீஸ் சென்டர் வந்து இடிச்சு ஆமாம் பின்னாடி வெளியேறல போகணும் உட்காருங்க உட்காருங்க அப்படியே சேர்ந்தே போயிடுவோம் என்னை பிடிச்சிக்கோங்கண்ணா இந்த லெஃப்டா யாருண்ணா ரொமான்ஸ் பண்ணுறாங்க தட்டி விடுது சும்மா பண்ணக்கூடாது வண்டி வருது ஹாய் எப்படி இருக்கீங்க fine fine fine how are you super பையா சூப்பர் பையா கடையை மூடிட்டாங்கங்க பட் நமக்காக வந்து பாருன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ये इनसे थोड़ा सो- पूछ लेना क्या क्या दिक्कत है பைக் பார்க்கிங் பையா ஆ ஓகே ஓகே ट्रैफिक बहुत है எல்லா வண்டியுமே மூடி வச்சுட்டாங்கப்பா ஓ இப்படி தான் போகும்போது எல்லா வண்டியும் மூடி வச்சுட்டு போயிடுவாங்களா ஓ இதுதான் அந்த லேட்டஸ்ட்டாக வந்த கலரா ஃபைன் ஃபைன் ஃபைன் இது கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பைக் தாங்க சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப அ- அடிக்கிற மாதிரி இருக்குது பச்சை கலரு அது வந்து லேஸாக இருக்குது டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு நம்ம ஷோரூமுக்கு வந்து அண்ணாங்கிட்டலாம் கொடுத்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சுங்க ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தா பைக்கை இங்கேயே விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் அடுத்தது எங்கே நான் போக போகிறோம் எங்கேயாவது மூவிக்கு போகலான்னு ஒரு பிளானுங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல பட் எடிட்டிங் ஒர்க்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும் ரச சாப்பாடு சாப்பிட்ணுங்க எவ்வளோ நாள் ஆசை தெரியுமாண்ணா இது இவ்வளோ நாள் வந்து பார்த்தா ரச சாப்பாடு இல்லாமல் இருந்துட்டேன் இன்னைக்கு போய் ரச சாப்பாடை வேட்டையாட போகிறோம் பயா நார்மல் சர்வீஸ் சொல்லி பயா engine oil oil filter air filter then check the disc pad front disc pad change பண்ணிவிடுங்க ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க back disc pad is nice then chain look normal service வந்து ஆஸ் இட் இஸ் அதுக்கப்புறம் இன்ஜின் நாய்ஸ் தோடா சவுண்ட் அதை மட்டும் பார்த்துருங்க ஸோ வந்து இவங்ககிட்ட வந்து ஹிந்தியில் தாங்க பேசினேன் என்னென்னு சொல்லி சொன்னேன்னா ஐயோ அது சொன்னாலே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்களே அது என்ன என்ன வந்து ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்க் பேடு கத்தமோகை அப்படின்னா ஒரு மாதிரி பார்த்தாங்களா கரெக்டாக தான் நான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஏன் வாயிலேருந்து ஹிந்தி பார்த்த உடனே இவங்களே மறந்துட்டாங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கல இல்லை அது ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் ஒட்டிக்குது அவ்வளோதான் ஸோ வந்து நல்ல வேலைங்க பைக் எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி இந்த ஷோரூம் வந்து சூப்பராக நம்மளை வந்து கவனிச்சுப்பாங்க கஸ்டமர்ஸை ஸோ வந்து டெல்லி சைடு இருந்தீங்கன்னா இந்த ஷோரூம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷோரூம் பேர் என்னென்னா ஓரம் கவாசக்கி ஆமாங்க உண்மையை சொல்லப்போனால் நல்லா கவனிச்சுப்பாங்க போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க பாயாசம்லாம் போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த வாட்டி அவங்க மூடிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ எந்த கவனிப்பும் பெருசாக பண்ணிக்க முடியல பட் ஈவன் இந்த டைமில் கூட பைக் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் நல்ல விஷயம் தான் சில ஷோரூம்லலாம் சீனாக போடுவாங்க தெரியுமா வெளியாகும் ஆகும் ஓகே டிடி ஆஃப்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் எல்லா வீக்கோ சரி கிளம்பலாம்னு நினைக்கும் போது என்ட்ரி போட வேண்டியது இருந்துச்சு சரி போய் என்ட்ரி போட்டுட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து பார்த்தா இன்னும் நம்ம பசங்கள்லாம் வந்தாங்க எங்கம்மா போனீங்க நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களாமாங்க அண்ட் வந்து பைக் எப்போ கிடைக்கும்னு சொல்லி கேட்டோம் நாளைக்கே கிடச்சிருன்ட்டாங்க நான் இருந்துட்டு நாளைக்கு வேணாம் பையா ஒரு பத்து நாள் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க இருந்துட்டு இல்லை இல்லை பத்து நாள்லாம் முடியாது ப்ரோ நாளைக்கே தந்துடுறோம் அப்படின்ட்டாங்க பட் நம்ம நாளைக்கே வந்து பண்ணால் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து பண்ணால் இந்த ஊரை விட்டு கிளம்புறோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பட் உண்மையாக சொல்லப்போனால் பசங்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தாங்க இருக்குது வந்த உடனே கிளம்புறோம்னு சொல்லி போன வாட்டி எவ்வளோ நாள் நாள் இங்கே இருந்தோம் ஒன் வீக்கா ஒன் வீக் மேலேயே வந்து பண்ண இங்கே தான் நம்ம பசங்க கூட அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம் ஓகே டீடைல்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க going to grade H2 totally planning but interested in this. Okay. So TTF கிளம்பி போகும்போது வந்து பார்த்துட்டுனா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஜெட் நம்ம ஜெட் எக்ஸ் டென்னாக இருந்துச்சு சரி சும்மா வந்து நம்ம ஹெச் டூ ப்ரைஸ்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து டென்னாரை பிடிச்சிருக்குங்க இங்கேயே வந்து பார்த்துட்டுனா செகண்ட் ஹேண்டில் கூட பண்ணுறாங்களா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பைக்கு தான் so just one thirty nine kilometres தான் ஓடி இருக்கு பையா what is this on road price first hand eighteen lakh on road on road okay this second hand price seventeen lakhs ஓ செவன்டீன் லேக்ஸ் ஆனா ஒரு லட்சம் தாங்க கம்மி பண்றாங்க பட் இருந்தாலும் ஒரு லட்சம் வாங்கிடுங்க நல்லா சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஏன்னா சூப்பரா இருக்குன்னா வாங்கிடலாமா ஏன்னா நீ வேற 49,000 accessories including நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு ஆக்சசரிஸ் மட்டுமே போட்டிருக்காங்களாம் side grips, frame cylinder. What is benefits of this side grips batting position होती है ना तो पीछे बैक नहीं जाता पकड़ ஓ ஃபைன் ஃபைன் அது எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் போஸ்டர் ஒரு மாதிரி அக்ரெசிவாக சூப்பராக இருக்குங்க ஸோ வந்து நம்மளோட ஆர் ஒன் ஃபைவ் வி எல்லாம் நம்ம ஜார்வீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்சுவலி வந்து எங்கள் க்ளோஸ்ல வாங்க காட்டுறேன் ஸோ வந்து இதுதான் வந்து பண்ண நம்ம கவாசக்கியோட அந்த லெஜெண்ட்ரி சிம்பிள் ஸோ வந்து லெஜெண்ட்ரி பைக்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் போட்டுங்க ஸோ வந்து நம்ம ஹெச் டூ வாங்கிடலாம் டேரெக்டாக ஹெச் டூ வாங்கிடலாம் பையா any H two is available for second hand no அல்ல நம்ம நினைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது சமமாக அழகா இருக்குங்க ஆக்சுவலி இங்க இருக்கிறதுலயே டாப்பான பைக் வந்து பார்த்தா ஹெச் டூ தான் ஸோ அதை தான் நம்ம வாங்குறோம் ஸோ இதை பார்த்து பெருசா ஆசைப்படலாம் நாங்கள் நம்ம டேரெக்டாக ஹெச் டூவே வாங்கிடலாம் ஸோ வந்து சவுண்டு வந்து பார்த்தா ஸ்டாக் எக்ஸாஸ்ட்ல வந்து பார்த்தா அந்த நம்ம ஆர் ஒன் கிராஸ் பிளேன் இன்ஜினில் எப்படி சொல்ல வரும் அது மட்டும் அந்த மாதிரி இருக்குங்க பக்கத்துல வாங்க ஸோ வந்து இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இட் பண்ணும் அதாவது த்ரீ ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரட் கிடையாது டூ நைன்டி நைன் எக்ஸாக்டாக அவ்வளோ போகும் நல்லா இருக்குப்பா டைம் வந்து பார்த்துட்டுனா செவன்டீன் ஆச்சு ஆக்சுவலி வந்து இந்த பைக்கில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவன்டீன் லேக் சொல்கிறாங்க ஸோ வந்து எனக்கே வந்து பண்ண அண்ணன் வந்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சுட்டாருங்க ஸோ <laughs> வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என்ன சொன்னேன்னா அண்ணா இல்லைண்ணா இந்த பைக் வேணாண்ணா நான் ஹெச் வாங்குகிறேன் வாங்குறேன் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டேரெக்டாக அதுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஏன் டேரெக்டாக ஹெஸ்ட்டு போகிறீங்க ஹெஸ்ட்டு வரக்கு இன்னும் டைம் இருக்குது அது வரைக்கும் வந்து பல இந்த பைக் எடுத்து ஓட்டுங்க அதுக்கப்புறம் திரும்பி என்கிட்டயே கொண்டு வந்து விற்றுருங்க அதுக்கப்புறம் நானே இந்த வண்டியை வாங்கிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஹெஸ்ட்டுவை கொடுத்துட்றேன் நல்ல ப்ரைஸில் அப்படின்னு சொன்னாங்களா எனக்கே கேட்டு ஒரு லைட்டாக ஆசை வந்துருச்சுங்க அதுதான் அந்த மார்க்கெட்டிங்கில் சூப்பராக சேல் பண்ணுறதுங்கிறது சூப்பருங்க இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கடையெல்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஆளை டெல்லியிலேருந்து திருடி போயிடணும் அப்படியே சூப்பராக அந்த மார்க்கெட்டிங்காக வைக்க ட்ரை பண்ணுறாரு பட் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது அண்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கேட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி டெஸ்ட் ட்ரைவ் தர முடியல அவங்களால ஏன் வந்து பண்ணால் இந்த பைக்ஸ் எல்லாம் பெரிய பைக்ஸுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பைக்ஸ் இந்த பைக்ஸ்லாம் தரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அது போக இந்த ஷோரூமில் தரல மித்தபடி வேறு எதுவும் கிடையாது ஓகேங்க மிச்சதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் டிடிஎஃப் நம்ம என்ன பண்ணலான்னு ஸோ வந்து என் மைண்டில் வந்து என்னென்ன என்னார் வந்து ஆக்சுவலி இவ்வளோ நாள் பிளானே கிடையாது ஓகேவா இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து என் மைண்டில் என்ன பிளான் இருந்துச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா Ninja is two DTS Hayabusa ஒரு நார்மல் ஐபுசா அதுக்கப்புறம் multi star V four S இது மட்டும்தான் பிளானில் இருந்துச்சு பட் இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டினாரை பார்த்தோன்னே அந்த அழகில் லைட்டாக சொக்கிட்டேன் வேறு இது கிடையாது விடுங்க எல்லா வாழ்க்கையில் எல்லாமே அழகான விஷயத்த பார்த்து ஆசைப்படணும்னு நினச்சிட்டோம்னா ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பார்த்துக்கலாங்க ஓகேங்க மிச்சத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க அண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் என்ன பண்ணலாம் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி டைம் வந்து நைட்டு ஒம்பது மணி ஆச்சுங்க ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஆக்சுவலி வந்து பண்ணால் செம்மையாக பசிச்சுட்டு தான் இருந்துச்சு பட் நம்ம பைக்கெல்லாம் பார்க்குற ஆர்வத்திலேயே வந்து பண்ண பசி தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பைக்கெலாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கேப் ஏறும்போது பசிச்சது பாருங்கள் ஒரு பசி தாங்கவே முடியல நாங்களும் வந்து பண்ண ரொம்ப நேரமாக தமிழ் ஹோட்டலில் தேடிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக ஒரு தமிழ் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தா மெனு கார்டில் ஒரு ஐட்டம் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் இதோ தெரியுதுங்களாங்க ரசம் அண்ட் அப்பளம் அம்மாங்க இதை பார்த்த உடனே எனக்கு மனசெல்லாம் வந்து பண்ண ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்குங்க வெயிட்டர் நான் வந்த உடனே வெயிட்டர் நாட்ட சொல்லிட்டு கொண்டு வர சொல்லிட வேண்டியதான் திடீர்னு வந்து ஒரு குண்டத்துக்கு தூக்கி வரமா sorry sir rasam not available appalam is there அப்படிம்பாங்க மனசே விட்டுருவேன் அதே மாதிரி வந்து பண்ணா இது வந்து தமிழ் ஹோட்டலாமா பட் யாருமே தமிழ் ஆளுக்கு இல்லைங்க வந்ததுலேருந்து ஒரு கூட பார்க்கல பரவாயில்லப்பா நார்த் இந்தியன்ஸ் கூட நம்மளோட ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றாங்க இங்கே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தோசை சாப்பிட்றாங்க பூரி சாப்பிட்றாங்க ரசத்தை உரியிறாங்க ரசம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் எதையோ ஒன்று முடிஞ்சிட்டு இருக்காங்க சூப்பர்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஸோ வந்து ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேன் ரசம் ரைஸ் ஆ ரசம் ரைஸ் இருக்கு ரசம் சாப்பாடு இருக்கு ஜாலி ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தைபூரி கிடையாது தைவடா ஸோ வந்து இதை சொல்லியிருந்தோம் இது வந்துச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆக்சுவலி ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பட் இருந்தாலும் இன்னொரு டைம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஸோ வந்து இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்குது ஸோ வந்து இது கூட இந்த வடை அது கூட வந்து பார்த்தா இந்த பூந்திங்க பயங்கர காம்பினேஷன் இந்த மண்ணை வந்துட்டார் ஸோ வந்து ரச சாப்பாடுக்காக தான் வெயிட்டிங்கு ரச சாப்பாடு வந்த உடனே அப்படியே பூந்து விளையாண்டுற வேண்டிதாங்க உண்மையாக சொல்கிறேங்க அடா அடா அடா அடாடா செம்ம டேஸ்ட்டு அதுவும் மெயினாக வந்து எந்த காம்பினேஷன் நல்லா இருக்குன்னா இந்த மூணையுமே சேர்த்து சாப்பிட்றத விட இந்த தைரியும் பூந்தியும் மட்டும் டேஸ்ட் பண்ணுறது தான் அல்டிமேட்டாக இருக்குது அது வந்து நம்ம ரச சாப்பாடு வந்துருச்சுங்க எவ்வளோ நாள் வெயிட்டிங் தெரியுமாண்ணா எங்கேயுமே கிடைக்கல ரசம் நல்லா இருக்குங்க பா அந்த பெப்பரு எல்லாமே சூப்பராக போட்டு சூப்பராக இருக்கு நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் இருக்கோங்க டிடிஎஃப் நல்லா வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தா நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக இந்த மாதிரி ஃபுட்டே நம்ம பார்க்கலைங்க நினச்சி பாருங்களேன் ரொட்டி சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் பன்னீர் பட்டர் மசாலாம்போம் சப்ஜிம்போம் இப்படியே தான் இதே காம்பினேஷன் ரொட்டி அண்டா கறி ரொட்டி தால் இப்படியே தான் ஓடிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஃபுட்டு கிடச்சிது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு ஒர்த் வேல்யூ ஃபார் மணிங்க உண்மையாகவே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல தைபூரி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு இரநூத்தி பத்து ரூபாங்க அது அதுதான் மனசே விட்டேன் ஸோ வந்து இந்த ரசம் ரைஸு அண்ட் வந்து தோசை அதுக்கு கூட வந்து பண்ண தைரியமாக காசு கொடுக்கலாம் ஹாப்பியாக கொடுக்கலாம் பட் அந்த தயிர் பூரிக்கு இரநூறுபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு மித்தபடி வேறு எதுவுமே இல்லை பட் வர்த்துங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த எண்டு அந்த தயிர் கூட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன் நான் ஓகே ஸோ வந்து இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை தட்டிட்டு இருக்கோங்க டட்டா போய் விட்டே கேர் இவ்வளோ வேகமாக போன சேவ் வைப்பாங்க அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டேங்க bye TTF love you miss dads பார்த்து பார்க்குற மாதிரி சேஃபாருங்க லவ் யூ கோர் டிடிஎஃப்